Thank you. ஒரு கேள்வி நற்செயல்கள் என்பது என் மனைவி பிள்ளை மற்றும் பெற்றோர்களை காப்பா காப்பாற்றுவது மட்டுமே நற்செயல்களா அதனால் நல்ல கர்மா வருமா அல்லது பிறருக்கு உதவினால்தான் நல்ல கர்மாக்கள் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க முதல்ல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க அதுக்கப்புறம் மற்றவர் உதவி செய்யுங்க நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு துன்பத்தை கொடுத்துட்டு பிறருக்கு உதவி செய்கிறதுனால இது நல்ல கர்மான்னு சொல்ல முடியாது முதல் கடமை வந்து மனைவி பிள்ளை பெற்றோர்களை காப்பாற்றுவது தான் முதல் கடமை அதை நிறைவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யுங்க இன்னொன்று கூட ஒரு குற்றம் செஞ்சு நீங்கள் காப்பாற்றினா நல்ல கருமான நல்ல செயல் கிடையாது சரியான தர்ம நியாயத்துக்குட்பட்ட செயல் செஞ்சு நீங்கள் குடும்பத்தை முதல்ல காப்பாற்றுங்க அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க அதனால் ஒன்று நாள் ஒன்று கெடாமல் பார்த்துக்கணும் அதுதான் நல்ல செயல் பொதுவாக நம்ம நல்ல செயல் அப்படின்னா நிஷ்காமியமாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்ல செயல் தான் நிஷ்காமியமாக செய்யக்கூடிய செயல்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக விடுதலையோடு செய்யக்கூடிய எல்லா செயலுமே நல்ல செயல் தான் நன்றி வணக்கம்